ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி thank you for leading me thank you for providing for me thank you for guiding me thank you for caring me thank you for remembering me hallelujah தாவிது சொல்லுகிறார் அப்பா நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நாமளும் சொல்லணும் இல்லையா அப்பா என்ன நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டு வரேன் தகுதி இல்லை எசப்பா என்னை தகுதிப்படுத்தினீர் அண்டவரை பாவத்தில் இருந்த எங்களை நீதிமான்கள் ஆக்கி இங்கே ஆண்டவரை அமர வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை எசப்பா உங்கள் கிருப ஆலலூயா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தகப்பன் ஹாலலூயா ஆண்டவரே எங்கள் மீட்பரே எங்கள் நம்பிக்கையே எங்கள் அடைக்கலமே எங்கள் கேடகமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையிலையும் அப்பா ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆராதனையில் ஆண்டவர் நீர் அசைவாடுவீராக ராஜ ராஜா ஆண்டவரை நீர் அசைவாடி ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரை ஆராதனை மகிமையா இருக்கட்டும் ஆராதனையில தேவ பிரசனம் அபரிவிதமா இறங்கட்டும் ஆண்டவரே ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல தேவ பிரசனத்தை ஆண்டவரை பெற்றவர்களாய் உடைய வார்த்தையை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருங்க சுவாமி ஆண்டவரே உடைய நல்ல வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உம்முடைய வார்த்தை ஆண்டவரை எங்கள் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தட்டும் எங்கள் இருதயங்களை புதிதாக்கட்டும் ஆண்டவரே உள்ளான மனுஷன் பலப்படட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாய் எங்கள் கேள்விகளுக்கு பதிலாய் ஆண்டவரே நீர் தருவீராக ராஜா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே செட்டைகளின் மறைவிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே நீதியின் சூரியனாய் வெளிப்படுவீராக அப்பா நீதியின் சூரியன் வரும்பொழுது ஆண்டவரே எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஹாலெல்லூயா ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் ஆராதிக்கும் பொழுது தேவ வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே துக்கத்தோடு கூட கவலையோடு கூட கேள்விகளோடு கூட அங்கலாய்ப்போடு கூட இருப்பார்களானால் தேவனே பதில் தருவீராக நீர் இருதயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆராதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவ ஆவியானவர் தேவ அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் இந்த காலை வேளையில அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ளுங்க சொல்லுங்க சுவாமி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆனந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டவரே உண்டு அந்த மகிழ்ச்சி ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சப்பா ஆண்டவரை எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க இன்னும் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை நீர் துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக ஆண்டவர் எதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் மூடி மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நாங்கள் சிறுகட்டும் தேவரீர் மாத்திரம் பெருகுவீராக அப்பா உமக்கே எல்லா கானம் ஆண்டவர் எல்லா துதி எல்லா பிரஸ்தாபம் எல்லா புகழ்ச்சி ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமை நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் நல்ல கர்த்தரை ஆராதிக்கும் போது நல்ல சந்தோஷமா அப்பா இம்மட்டுமாய் நீர் நடத்தினீரே இம்மட்டுமாய் நீர் போதுமானவராய் இருந்தீரே என்று சொல்லி நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஹாலலூ let ஜாய் இந்த house of the Lord me. நம்பிக்கை நீர் என்னுடைய நம்பிக்கை வேறு இடத்துல இல்லை என் பணத்துல என்னுடைய அந்தஸ்துல என்னோட பொசிஷன்ல என்னோட எஜுகேஷன்ல என்னோட பேக்ரவுண்ட்ல இல்லை வரேன் தாவிது சொன்னது போலவே நாங்களும் இந்த காலை வேளையில சொல்றோம் சொல்லி எல்லாம் நல்ல சத்தமாய் ஆண்டவரை ஆராதிச்சு அப்பா நீர் எனக்கு போதும் நீர் என் நம்பிக்கை ஆண்டவர் என் சூழ்நிலை மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது போல துட்சண பிரவாகம் என்னை சுற்றிலும் நெருக்கி இருந்தாலும் ஆண்டவரை நெருக்கத்தின் மத்தியில் நான் கூப்பிடும் பொழுது நீர் ஓடி வந்து ஆண்டவரை என்னை காப்பாற்றுகிறீர் ஹாலலூயா என் பிள்ளை கொஞ்ச நேரம் கதறட்டும் கொஞ்ச நேரம் அழுவட்டும் இது அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விடமாட்டார் ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் நம்ம கூப்பிடும் பொழுது கத்தர் இறங்கி வருவார் துரிதமாய் வருவார் ஹாலலூயா துரிதமாய் வந்து பிள்ளையை காப்பாற்றுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார் இந்த காலை வேளையில் ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் அண்டவரை நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா இடங்களிலும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் யோபு சொல்லுகிறார் நான் முன்னால போனாலும் அவரை காணும் பின்னால போனாலும் காணும் நான் அவரை பார்க்கல ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார் ஹாலலூயா நான் இன்னார் அன்று நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு யோபு சொல்லுகிறார் காணுமே என் சூழ்நிலையில ஆண்டவரை காணும் அப்படின்னு ஒருவேளை உங்க சூழ்நிலை இருந்தா கத்தர் அந்த நெருக்கத்தின் மத்தியில் வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை அழகு பார்க்கிறவர் நல்ல ஆண்டவர் ஹாலலூயா அவருக்கே ஆராதனை அவருக்கே துதி தொடர்ந்து கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் ஹலலூயா அப்படியே கத்தரை ஆராதிக்கலாம் ஹலலூயா அவரை மகிமைப்படுத்தலாம் அவரை உயர்த்துகிற ஸ்தானத்தில் கத்தல் மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஹலலுயா நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்குது அந்த காலை வேலையில் நாம் இங்கே நிற்கிறதே தேவ பிரசனம் தேவ கிருபை அல்ல நம் வாழ்க்கையில் என்றும் விலகாத பிரசனமாக இருந்ததுனால தான் we are standing in the presence of the Lord ஆமின்னு சொல்லுங்கள் ஹலலுயா நான் தேவ பிரசனத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஹலலுயா அவருடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகாமல் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருந்ததுனால்தான் நான் கத்தருடைய பிரசனத்தில் இன்றைக்கும் கூட நான் நிற்க கத்தர் எனக்கு கிருபை தருகிறார் ஆமி நல்லா கண்ணை மூடி ஆண்டவரை கொஞ்சம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்பீங்களா கேன் யூ கிவ் ப்ரைஸ் என்றையும் கேன் யூ கிவ் ப்ரைஸ் என்றையும் அதுக்கு தானே வந்திருக்கோம் ஆண்டவர் ஆராதிக்க எதற்காக ஆலயத்திற்கு செல்கிறோம் கத்தரை தொழுது கொள்ள செல்கிறோம் ராஜா அப்படி தான் சொல்கிறார் தாவீது ராஜா அவரை தொழுது கொள்ள கத்தருடைய ஆலயத்தில் அல்லது பணிந்து குனிந்து கத்தரை தொழுது கொள்ள அந்த காரியத்தை கூட நேர்த்தியாக இந்த காலை வேலையில் செய்ய கத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக கண்களை மூடி கத்தரை நோக்கி அப்பா நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் சாஷாங்க சாஷ்டாங்கமாய் விழுந்தப்பா எங்கள் கிரீடங்களை எல்லாம் கழற்றி எங்கள் மேன்மைகளை எல்லாம் கழற்றி உங்கள் சமூகத்தில் எங்கள் தா எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் hallelujah Oh, Jesus, can you humble yourself? Can you humble yourself in the mighty presence of God? தேவ வல்லமையின் பிரசன்னத்தில் உங்களை தாழ்த்தி அப்பா உண்மை தொழுது கொள்ளுகிறோம் எங்களை வாழ வைப்பவரே சொல்லுங்க அப்படி எங்களை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே எங்களை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே அலலூயா அலலூயா நன்றி நன்றி அலலூயா எங்களுக்காக சிறப்பானதை ஆண்டவரே பின்பு வைத்திருக்கிற தேவன் hallelujah Lord you always a best இந்த டேஸ் டு கம் அலலூயா நான் சிறப்பானதை பார்த்து விட்டேன் என்று நினைக்கிறவங்களுக்கு கத்தர் மறுபடியும் சொல்லுகிறார் no no no the greater things are yet come hallelujah நீ பெரிய காரியம் நினைச்ச ஒரு காரியத்தை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை ஓ oh, He will keep the best, hallelujah, in the future. Amen, hallelujah. The best will yet to come, hallelujah. The greater days are, hallelujah, yet to come in your life. Can you worship Him? அப்பா சிறப்பானதை நீங்கள் எனக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்கள் பெஸ்ட் போர்ஷனை நீங்கள் எனக்கு வச்சிருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் hallelujah and I will inherit in the name of the Lord நான் அதை கத்தரின் நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி கத்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா oh my best days are yet come hallelujah my best days are yet come hallelujah நான் பார்த்தவைகள் அலலூயா நன்றாக இருந்தாலும் இன்னும் சிறப்பானதை கத்தர் எனக்கு தர அலலூயா வல்லமையுள்ளவர் அலலு என் வாழ்க்கை கசந்து இருக்கிறது என்றால் சிறப்பானதை கத்த தர வல்லமையுள்ளவர் ஆராதிப்போம் அவரை அவரை மகிமைப்படுத்துவோ நன்றி ஐயா நல்லவரே அப்பா அவங்க நன்மை என் வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நன்றி உங்க தயவு என் வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நன்றி என் குடும்பத்தின் மேல் ஆண்டவரே கிருபையாய் நீர் உதித்ததற்காக நன்றி ஆண்டவரே அனுதினமும் எங்களை போஷிக்கிறதற்காக நன்றி எல்லா வாய்களை விரிவாய்த்தரங்க கத்தரதை நிரப்ப விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நிரப்புவேன் என்று தேவன் சொல்லுகிறார் God wants to fill you this morning. Oh, can you open your mouth wide and give the best praise for Him? Hallelujah. சிறப்பாக உண்மையான துதிய பெஸ்ட் வர்ஷிப் அவருக்கு கொடுக்க ஆண்டவரே இன்றைக்கு முழு பலத்தோடு கொடுப்பேன்னு சொல்லுங்க முழு உள்ளத்தோடு கொடுப்பேன் ஆண்டவரே முழு ஆத்மாவோடு கொடுப்பேன் ஆண்டவரே அலலூயா உம்மை நான் சேவிக்கிறேன் உம்மை நான் வணங்குகிறேன் இயேசுவை உங்கள் நாமத்தை வாழ்த்துகிறேன் அப்பா blessed be the name of the Lord blessed be the name of the Lord அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரை உங்கள் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா I pray for fresh up anointing அப்பா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலை வேலையில் எங்களுக்கு எத்தனை பேர் கேட்குங்க அப்பா Lord I need the new anointing fresh anointing upon me ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் புதியவைகளை கொடுக்கிறவர் அல்லவா புதிய கிருபைகளை புதிய பலத்தை புதிய அபிஷேகத்தை இந்த காலை வேலையிலும் வி புரே வி பிரசன்ஸ் உங்க பிரசன்னத்தில் காத்திருக்கிறோம் நிரப்புங்க ஆண்டவரே அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா அசைவாடு ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க ஒருவரும் வந்தவனமா இன்றைக்கு திரும்பாதபடிக்கு தேவ சந்திப்பு தேவ பிரசன்னத்தின் நிறைவு காணப்படுவதாக வாஞ்சிக்கிறோம் தாகமாக இருக்கிறவர்களுக்கு கத்த தண்ணீரை கொடுப்பார் நல்ல அலலுயா தாகமாக இருக்கிற நிலம் அலலுயா திருப்தி அடையும் இந்த காலையில் எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீங்க அலலுயா தாகமாக இருக்கிறவங்க தான் ஆண்டோச்சனை என்னிடத்தில் வாருங்கள் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்க இந்த காலையில் ஒரு hunger for God hunger for his anointing hunger for his presence அலலூயா ஆண்டவரே தாகம் உள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இந்த காலை வேலையில் அப்பா எங்கள் மீது நீர் ஊற்றுவீராக எங்கள் மீது நீர் ஊற்றுவீராக எங்களை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியினால நிரப்புங்க எத்தனை பேர் கேட்க how many of you like joy யா ஜாம் பண்ணலாமா Lord fill me with spirit of joy hallelujah hallelujah மன முறிவுகளை கத்தர் அகற்ற விரும்புகிறார் மன முறிவுகளை எல்லாம் இயேசு அகற்ற விரும்புகிறார் hallelujah God wants you fill you with spirit of joy hallelujah மன மகிழ்ச்சி நாவிய மன மகிழ்ச்சி நாவிய உங்கள் உள்ளத்தில் தேவன் ஊற்றட்டுமே நீங்கள் ஆராதிக்கும் போது தேவன் hallelujah spirit of joy spirit of joy spirit of joy hallelujah அவர் வந்துட்டாலே மகிழ்ச்சி தாங்க அவர் வந்துட்டாலே சந்தோஷமாய் இயேசு வந்த இடத்தில் மகிழ்ச்சி இயேசு வந்த இடத்தில் அற்புதம் இயேசு வந்த இடத்தில் சுகம் அலலுயா இயேசு நம் மத்தியில் இருக்கிறார் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார் ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார் ஓ எந்த நூலில் நீர் வந்ததா அப்பா நீங்கள் வந்துட்டா போதும் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்து காணப்படும் எல்லாம் நிறைந்து காணப்படும் என்னோடு கூட இணைந்து மகிழ்ச்சியோடு கூட நல்லா கையை தட்டி ஓ எந்த உள்ளில் நீர் வந்ததால் அலலூயா தேங்க்யூ லோ ஜீசஸ் நல்லா கையை தட்டி எவ்ரி ஒன் தேங்க்யூ லாட் சேர்ந்து பாடணும் சந்தோஷமா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா எல்லாரும் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி சொல்லுங்க உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி என்றும் என்றும் உம்மை போற்றி கண்மணி போல காத்து கொள்வதா உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா கண்மணி போல உம் கரங்களில் என்னை உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி சொல்லுங்க உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி இன்றும் என்றும் உம்மை போற்றி பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா உன் கரங்களில் என்னை வளைந்திருப்பதா பெயர் சொல்லி என்னை கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி சொல்வோம் இன்றும் என்றும் உம்மை போற்றி உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை எல்லாரும் சத்தமா சொல்லி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் oh give the best worship மறுபடியும் சொல்லலாமா உண்மை உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பேன் உம்மை மாத்திரம் துதிப்போம் ஆண்டவரே சபையாய் உம்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் சேவிக்கிறோம் இன்றும் என்றும் உம்மை ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா உம்மை தூதிப்பே நான் உம்மை தூதிப்பே உம்மை தூதிப்பே நான் உம்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதி எல்லாரும் பாடுவீங்களா இன்றும் என்றும் அவரை போச்சு உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் everyone together oh worship him hallelujah தேவன் நம்மை நிரப்பச்சுமே ஆராதிக்க ஆராதிக்க தேவ பலன் ஓ கோரி தேங்க்யூ லோ இன்றும் என்றும் உம்மை போற்றி ஓ எந்த உள்ளம் என் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுங்க ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் மறுபடி சொல்லமா ஓ எந்த உள்ளம் ஓ எந்த உள்ளம் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் சொல்வோம் ஓ என்ன ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி அலலுயா ஓ இன்றும் என்றும் உம்மை போற்றி உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா உம் கரங்களில் என்னை மறைந்து எவ்வளவு உண்மைல பெய சொல்லி என்னை அழைத்திருப்பதா உன் கரங்களில் இன்னொரு முறை சொல்லுங்களேன் என்னை சொல்லி பெய சொல்லி என்னை அழைத்திருப்பதா உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்போம் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் மொழி என்றும் என்றும் உம்மை போற்றி மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு சொந்தமாயினா இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் சந்தோஷமா சொல்லுங்க மகிழ்வோ இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எல்லா கைய உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதனத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா சொல்வோம் இந்த பாதனத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் மகிழ்வோம் மறுபடியுமா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா இந்த பாதாளத்தில் சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த பாதரத்தில் இந்த பாதரத்தில் சொந்தக்காரவர் இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ஹலலுயா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் அவர் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சமாதானத்தில் சொந்தக்காரரவர் இந்த பாதனத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா நல்லா கையை தச்சு அலலூயா தேவனுக்கே மகிமை அலலூயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை நம்மளுடைய ஆராதனை பிசாசை நடுங்க வைக்கணும் அலலூயா ஆராதிக்கும் பொழுது ஃபாதர் பாடுறார் இல்லையா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அலலோயா துதிக்கும் போது பாடினாலும் சரி கை தட்டினாலும் சரி மியூசிக் ப்ளே பண்ணாலும் சரி அலலூயா அபிதமான ஸ்பிரிட் ஃபில்டு வர்ஷிப்பில் பிசாசினால் நிற்க முடியாது hallelujah Satan will trample at your worship hallelujah நீங்கள் ஆராதிக்கும் போது பிசாசு நடுங்குவா விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் என்னுடைய ஆராதனை என்னுடைய ஸ்தோத்திரம் என் துதிபலிகள் பிசாசை நடுங்க வைக்கும் பிசாசை ஓட வைக்கும் அலலூயா இன்னைக்கு சண்டே மார்னிங் எப்படி இருந்துச்சோ இந்த week I don't know this Sunday morning அல்ல நீங்கள் வந்து ஆராதிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஒருவேளை இந்த இந்த ஒரு வாரத்தில் ஒரு வழியாக நுழைஞ்சிருந்தா இந்த ஆராதனை ஏழு வழியாக ஓட வைக்கணும் பிசாஸ் நாமே நல்லலூயா ஒருவேளை இந்த ஏழு நாட்களில் மனசுலையோ குடும்பத்திலையோ உறவுலையோ எதுலையோ ஒன்றில் டிஸ்டர்பன்ஸ் அலலூயா பிசாஸ் ஒருவேளை ஒரு வழியாய் நுழைந்திருந்தான் என்றால் என் ஆராதனை பிசாஸை ஏழு வழியாக துரத்தும் ஆமேன் ஏழு வழியாக துரத்தும் அலலூயா நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க நீங்கள் ஜெயம் எடுக்கிறீங்க தெரியுமா நீங்கள் ஆராதிக்க கர்த்தருக்கு ஆராதிக்கீங்க நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களா அலலூயா நீங்கள் மாறுகிறீர்கள் அலலூயா கத்தரை மகிமைப்படுத்தி அவரை எல்லாம் அப்படியே கண்ணை மூடி தொடர்ந்து கத்தரை கூட அப்படியே எல்லாம் ஆராதிக்கிறதுல லூயா தோய்வு ஏற்படவே கூடாது அவருடைய பிரசன்ஸ் பாருங்கள் ஆஸ்பரி ரிவைவலில் எட்டாம் தேதி தொடங்கினாங்க இன்னும் இருக்கவே இல்லை ஏன்னா பிரசன்ஸ் அப்படி இருக்குது அலலூயா அந்த பிரசன்ஸ் அல்ல நிறுத்தவே முடியல hallelujah people are worried about எப்படி சாப்பிட வைக்கிறது எப்படி கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரி பண்ணுறாங்களாம் இப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி கொஞ்சமாச்சும் பிரேக் வேணாமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் hallelujah when revival comes hallelujah அவருடைய பிரசன்னத்தை அப்படியே தாகமாக வாஞ்சிக்கிற அலலூயா ஒரு கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக அலலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு சோத்ரு கத்தாவே உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி தெரியுங்களாங்க எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போகிறோமோ டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு முதல்ல பார்த்தோன்னே யாவே அப்படியே பயம் மலைக்கிட்ட கூட நெருங்க முடியல மக்களால் மோசதான் போனார் கிட்ட கிட்ட வந்தாவே காலி யாவே ஆமீன் நல்ல லூயா அப்புறம் பாருங்க கர்த்தர் அப்புறம் பாருங்க தாவிது சொல்றாரு என் மெய்ப்பர்ன்றார் இன்னும் கூட கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துடுறாரு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அவரோட நெருங்கி ஜீவிக்க அல்ல அவருடைய டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் ஆபரகாம் பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு அவன் என் சிநேகிதனாக இருக்கிறான் ஃப்ரெண்டுன்ட்டார் ஆமீன் யாவேன்னு பயந்து கொண்டிருந்த அதே தேவன் தான் அதே வல்லமையுள்ளவர் அதே மகா பரிசுத்தமானவர் பயப்படத்தக்க தேவன் தான் ஆனால் என் உறவு மாற மாற டைட்டில் மாறிக்கிட்டே இருக்குது ஆண்டவருக்கு மாமேன் யாவே என்று பார்த்தேன் நல்ல லூயா இப்பொழுது சிநேகிதனாய் பார்க்கிறேன் மெய்ப்பரா பார்க்குறேன் கடைசியாக புது உடன்படிக்கல அப்பா ஆமீன் நல்லலு எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க ஆண்டவர் தூரமாக வச்சுருக்கிறீங்களா அவர் பயங்கரமான கடவுள் ஆமீன் தூரமாக எவ்வளோ தூரம் வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோ பயங்கரமான கடவுள் உங்கள் உறவு அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக நெருக்கமாக வரும் அவர் டைட்டில் மாறிக்கிட்டே வரும் ஷெப்பர்டுன்னு கூப்பிடலாம் நீங்கள் ஃபாதர்னு கூப்பிடலாம் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடலாம் நீங்கள் எல்டர் பிரதர்னு கூப்பிடலாம் நீங்கள் அலலூயா மை அட்வொகேட்டுன்னு கூப்பிடலாம் நீங்கள் ஆமீன் எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க ஆண்டவர் hallelujah as you walk closer the title also is changing I mean இந்த ரிலேஷன்ஷிப் மாறும் போது டைட்டிலும் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க ஆண்டவர் அலையிலூயா பயப்படத்தக்கவராக இருந்த தேவன் தான் ஆனால் நான் அவரோடு கூட நெருங்கி நெருங்கி ஜீவிக்க அப்போ நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய நடை அப்படி இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆண்டவர் பயங்கரமான தூரத்தில் வைத்து பார்த்துட்டு இருந்தால் பயங்கரமான யாவை அவர் ஆமை நல்ல லூயா ஆனால் பக்கத்தில் இருந்தால் என் அப்பா அவர் ஆமை நல்ல லூயா நான் அவர் மேய்ச்சலின் நாடு என்றால் அவர் மேய்ப்பர் ஆமேன் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவன் என்றால் நான் அவருடைய ஊழியனாக இருக்கிறேன் அலலூயா அலலூ அவர் என் சிநேகிதராக இருக்கிறார் I am the friend of God I am a friend of God எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் உங்கள் உறவு அப்படி இருந்தால் சொல்லலாம் நீங்கள் I am a friend of God and he's my advocate அலலூ oh glory and he's my strength தாவிது மட்டும்தான் பாருங்கள் அவரை எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா பார்த்தான் he's my strength he's my shield hallelujah he's my shepherd எல்லாமே அவன் அவன் கூப்பிடாத டைட்டிலே இல்லை ஆண்டவருக்கு அவன் கூப்பிடாத டைட்டிலே இல்லை அலலூயா இன்றைக்கி நிறையா பாடல்கள் தாவீது ஆண்டவர் அப்படி பார்க்கலன்னா பாடல்கள்லாம் வந்திருக்காது ஏன்னா தாவீது தான் அப்படி ஆண்டவர் எல்லா நாமத்திலும் பார்த்தாரு ஒரு ஷீல்டாக பார்க்குறாரு ஒரு மவுண்டெயினாக பார்க்குறாரு அலலூயா ஒரு ஷெப்பர்டாக பார்க்குறாரு ஆமை நலலூயா இன்றைக்கி கூட நம்ம உறவு எப்படி இருக்கோ அப்படி தான் ஆண்டவரை நம்ம பார்ப்போம் நம்ம உறவை எப்படி இருக்கோ கத்தருடைய டைட்டிலும் ரிலேஷன்ஷிப் டைட்டிலும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க ஜீவிக்க ஹலலூ ஹலலூயா கத்தர் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக அலலு எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி தேவனே என்னை படைக்கிறேனப்பா தேவனே உங்கள் சமூகத்தில் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை என்னை உங்களுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் கொடுக்குறேன்னு ஒரு சப்மிஷனோடு கூட இந்த ஆராதனையில் அப்பா I want surrender my self father God ஆண்டவரே I want see you as my all in ஆல்னு சொல்லுங்கள் ஆண்டவரே யாவையும் நீர்தான் என் நண்பனும் நீர்தான் ஆண்டவரே என் கர்த்தரும் நீர்தான் என் மெய்ப்பரும் நீர்தான் ஆண்டவரே என்னை சிருஷ்டித்தவரும் நீங்கள் தான் என் அப்பாவும் நீங்கள் தான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் என் அப்பாவும் நீங்கள் தான் அப்பா என் அம்மாவும் நீங்கள் தான் ஆண்டவர் என் அண்ணனும் நீரே என் சிநேகிதனும் நீரே அலையலூயா தேங்க்யூ ஜீசஸ் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்னை முழுமையுமாய் கொடுக்கிறேன் உங்கள் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து Jesus we surrender and submit everything உங்க பிரச்சனத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா நன்றி தேவனே என்னை தருகிறே உம் பாதத்தில் என்னை படைக்கிறே யாவையும் நீ தன் சொல்லமா தேவனே என்னை தருகிறேன் தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் யாவையும் நீ தன் என்பார் கண்ணை மூடி கையை உயர்த்தி அவருடைய ஆராதனை அவருக்கு எங்கள் வாழ்நாள் எல்லாம் சொல்லுவீங்களா எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே உயர்வுகள் அவர் தந்தது உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ தந்தது செல்வமும் நீ தந்தது மறுபடியும் சொல்ல ஊழியம் ஊழியம் நீ தந்தது பரிசுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ தந்தது செல்வமும் நீ தந்தது எந்த வாழ்வில் எந்த வாழ்வில் ஆராதிப்போமா ஆராதிப்போம் இயேசுவை எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாள் எல்லாம் இயேசுவே ஒருவருக்குத்தான் எங்கள் ஆராதனை அப்பா எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை தரிசனம் நீ தந்தது தாகமும் நீ தந்தது கிருபைகள் நீ தந்தது அபிஷேகம் நீ தந்த தரிசனம் தரிசனம் அப்பா நீ தந்தது அபிஷேகம் உமக்கே ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆண்டவரே அவையானவரே இந்த ஏக தேவனை உமக்குத்தான் எங்கள் ஆராதனை அப்பா மனதார கொடுக்கிறோம் இந்த காலை வேலையில நீர் மகிமைப்படுவீராக எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே அப்பா ஊற்றுகிற வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு மேலும் பொழிய பண்ணுவீராக எங்கள் ஆராதனை உமக்கேசுவே எங்கள் வாழ்நாள் எல்லாம் தேவனே என்னை தருகி யாவையும் நீ தந்ததா உம்மிடம் தீரும் எத்தனை பேர் சொல்லுங்க அப்பா I will give back to யூன்னு தேவனே என்னை தருகிறே உம் பாதத்தில் என்னை படைக்கிறே ஜீசஸ் யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறே எந்த வாழ்வில் அசைவாடும் ஆவியானவரே எங்கள் மீது வருவீராக ஓ குளோரி எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாள் எல்லாம் சொல்வீங்களா எங்க ஆராதனை உமக்குத்தான் எங்கள் ஆராதனை உமப்பா உங்க அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது you for a wonderful love for us love எங்களை ஆண்டவரே உங்க அன்பு நான் நிரப்புகிறீரே எங்கள் ஆராதனை உமக்கே தேங்க்யூ ஜீசஸ் அப்பா எங்கள் ஆராதனை உமக்கு தான் Lord our worship belongs to you the glory belongs to you praise belongs to you ஹalleluya oh glory glory glory glory thank you Jesus ஆண்டவரே உங்கள் நாமம் தான் எங்கள் மேன்மை எங்கள் ஆராதனை ஒருவருக்கு தான் எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு சொன்னீங்க அப்பா என் ஒர்ஷிப் உமக்கு தான் அப்படி சொல்லுங்கள் Lord my worship is only for you till my last breath till my last breath கடைசி மூச்சு வரைக்கும் ஆராதனைன்னு ஒன்று இருந்தா வர்ஷிப் பண்ணுவேன் நான் பண்ணனா அது உங்கள் நாமத்தை மட்டும்தான் ஆண்டவர் உங்கள் நாமத்தை மட்டுமே உன் நாமத்தை மட்டுமே ஆராதிப்பேன் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவர் எந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எங்கள் ஆராதனை சொல்லுங்க வாய திறந்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே அப்பா எங்களை படைக்கிறோம் சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் அப்பா நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா எங்களை படைக்கிறதே போல ஒரு பெஸ்ட் ஒர்ஷிப் வேறு எதுவும் இல்லை surrendering our is the best worship that we can offer that we can offer Lord Jesus எங்களையே படைப்பதை போல ஒரு சிறந்த ஆராதனை வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கும் எங்களை தருகிறோம் எங்களை படைக்கிறோம் நீர் மகிமைப்படுவீராக உங்கள் நாமம் தாங்க மேன்மை சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை amen amen let's be seated இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் யாவரும் கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் பிரைஸ் லார்ட் ஹalleluya இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அலலுயா வரவேற்கிறேன் கத்தர் அலலுயா நல்லவர் அவருடைய கிருபை அலலுயா என்று உள்ளது God is good and his mercy endureth for ever ஆமே நல்ல அதனால தான் சண்டே சர்வீஸில் ஏன் அடிக்க எப்போவுமே சொல்கிறோம் அப்படின்னா இந்த கூடுகையே அவர் நல்லவராக இருந்ததால் அவர் கிருபை இருந்ததால் தான் ஒவ்வொரு சண்டேவும் நம்மளால் கூட முடியுது கத்தரை தேடி வரணும் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கணும் என்கின்ற ஒரு நிறைவு நமக்கு காணப்படுகிறதற்கு காரணம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் கிருபை என்றும் விளங்குகிறதாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் உண்டு வேகமாக அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் எல்லோரும் மெயினான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் நமக்கு மிக முக்கியமாக போயிட்டுருக்கு எல்லோரும் வரீங்க வராதவங்களை நான் வரவேற்கிறேன் லெவன் டு டுவெல் இந்த ப்ரேயர் பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு and I am expecting more powerful things இந்த டேஸ் டு கம் வருகின்ற நாட்களில் இன்னும் வல்லமையாய் தேவன் செயல்படுவார் என்று நான் நல்லா விசுவாசிக்கிறேன் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தை டுனாமிஸ் யூ வில் ரிசீவ் பவர் நீங்கள் பலனடைந்து அல்லையா நீங்கள் வல்லமையை பெற்று நீங்கள் வல்லமையை தரித்து அந்த வார்த்தையை கத்தர் கொடுத்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா அது அடுத்த லெவலான ஒரு ஒரு ப்ரேயராக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா சூழ்நிலைகளில் வல்லமையை காண்பிப்பது ஒரு லெவல் எனக்கு பலவீனம் ஆண்டவர் வல்லமை விளங்க செய்கிறார் புரியுதுங்களா எனக்கு இந்த காரியம் வேணும் God will release his power and and you will solve the situation அது ஒரு நிலை அவர் வல்லமையை பார்த்துருக்குறாங்க சாட்சி சொல்லுவோம் அவர் வல்லமையை பார்த்துருக்கு ஆனால் என்னையே வல்லமையாய் மாற்றுவதுன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆமேன் நல்ல லூயா இந்த நாற்பது நாள்கள் ஆண்ட சொல்லிட்டாரு அப்பப்போ காமிச்சதெல்லாம் இல்லை ஐ வில் கிவ் பவர் ஹலோ லூயா நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் மாறுவீர்கள் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுக்கிற லூயா தேவனாக இருக்கிறார் அப்படி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கின்றார் அப்பப்போ வந்தவங்க அப்பப்போ வந்தவங்களுக்கு வல்லமையை காமிச்சார் கூடவே இருந்தவங்களுக்கு வல்லமையை கொடுத்தார் ஆ புரியுதுங்களா வழியோரம் வந்தவங்க அப்பப்போ பார்த்தவங்க மினிஸ்ட்ரியில் அங்கங்கே பார்த்தவங்களுக்கெல்லாம் காட் ரிலீஸ் இஸ் பவர் ஹீலிங்லாம் நடந்துச்சு ஆனால் கூடவே பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர் he gave his own power அல்ல ஓன் ஸ்பிரிட் இல்லையா அவருடைய வல்லமையே அவர் கொடுத்துட்டார் நீங்கள் எந்த கேட்டகரி வழியில் வருகிறவர்களா கூடவே வருகிறவர்களா நாமே நல்ல கூடவே சீஷர்களுக்கு டிசைபிள்ஸ்க்கு அவர்களே வல்லமை உள்ளவர்களாக மாறினாங்க இயேசுவானவர் நடந்து போகும்போது என்ன நடந்துச்சு இவங்க நடந்து போகும்போது நடந்துச்சா நடந்துச்சா இல்லையா மறித்தவன் வந்தான் இவங்க ட்ரெஸ் தூக்கி போட்டாங்க இதெல்லாம் இயேசுவானவருக்கு நடந்தது கூட வந்தவங்களுக்கும் நடந்தது இந்த நாற்பது நாட்கள் ஜபத்தில் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விரும்புகிற காரியம் நீங்கள் கூட வந்தவர்களாய் மாற வேண்டும் வழியில் வந்தவர்களாய் அல்ல ஆமை லூயா வழியில் வந்தவர்கள் கூடவே இருக்கிறவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் I will give my power I will give my spirit அல்ல என்ன மாதிரி செய்வீங்க என்னை காட்டிலும் அதிகமாய் செய்வீர்கள் என்று கத்த நம்ம லைஃப் நீங்களே நீங்களே என்ன நான் சொல்கிறேன் அதனால இல்லை என்ன ஒரு கிறிஸ்டின் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுயா ஒரு அற்புத அடையாளம் நடக்கணுயா என்னையா அப்படியே வாழ்க்கையை ஓட்டி முடிக்கக்கூடாது கிறிஸ்டியன் லைஃப் எப்படி நாம் என்ன நினைக்கிறோம் இந்த வீட்லேயே வாழ்க்கை ஓட்டக்கூடாது இன்னும் வீடு வாங்கணும்பா இந்த வீடு மூ த்ரீ பெட்ரூம் பத்தில் ஃபைவ் பெட்ரூம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படி நினைக்கிறீங்களா ஐயோ இந்த ஒர்க்கு பத்தலைங்க இன்னும் ப்ரொமோஷன் போகணுங்க மேனேஜர் பெரிய மேனேஜரை மாட்டால் கூட டேரக்டர் ஆகிடலாமா யோசிப்பீங்களா நல்ல யோசனை அது அந்த யோசனை நல்லது அது நீங்கள் யோசிக்கணும் அப்படி தான் வேலையில் யோசிக்கணும் வீட்டில் யோசிக்கணும் காரில் யோசிக்கணும் ஸ்பிரிச்சுவல் காரியத்துலையும் யோசிக்கணும்னு சொல்கிறேன் <laughs> ஆமீன் அதுக்காக அது தப்புன்னு நான் சொல்ல அது கட்டாயமாக யோசிக்கணும் அது அடுத்த நிலைகளுக்கு எல்லாவற்றிலும் செய்யணும் ஒர்க்கில் போகணும் வீட்டில் போகணும் கார் வாங்கினா அடுத்தது அப்கிரேட் பண்ணணும் எல்லாமே நான் அதுதான் நல்லது ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்னும் கூட கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக அடுத்த நிலைக்கு அப்படியே ஜபம் அப்படியே இது அதில் மட்டும் தோய்வு இருக்கக்கூடாது அப்போ அடுத்த அடுத்துலேயும் அடுத்த நிலை இல்லையா வல்லமையை கண்ட நான் வல்லமையை தரித்து கொள்வேன்னு நாம் இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் வல்லமையை பெற்ற நான் வல்லமையை தரித்து கொள்வேன் என்று நீங்கள் எல்லாரும் இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஃபார்ட்டி டேஸ் uh, நாளைக்கு அர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது because of this forty days prayer நமக்கு அர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது அர்லி மார்னிங் ப்ரேயர் நாளைக்கு இருக்காது இந்த ஃபார்ட்டி டேஸ் முடிகிற வரைக்கும் அர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது நமக்கு நாளைக்கு நமக்கு பதினோரு மணிக்கு இந்த ஜபம் துவங்கும் டியூஸ்டேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்மியாக தான் வராங்க ஆட்கள் சர்ச்சில் வச்சு பைபிள் ஸ்டடி பண்ணுறது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு நான் அலலுவி சபையில் பைபிள் ஸ்டடி பண்ணுறது எனக்கு ரொம்ப கேட்டாங்க என்னங்க எப்படி ஃப்ரைடே தான் கம்ஃபர்டபுள் டைமு கம்ஃபர்டபுள் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல அதனால் அதே கூட்டம் தான் ப்ரைஸ் அதனால் பர்சனலாக I like to come to the church and இந்த பாருங்களேன் நிறைய பேர் எனக்கு சாட்சி வந்துச்சு அது யூடியூப்பில் போடுறோம் அந்த வீட்டில் இருந்தால் யூடியூப்லலாம் போட முடியாது வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு மணி வந்துச்சு வந்துச்சு இல்லை சார் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு மணிஸ் வந்துச்சு ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ரீச் அவுட் அதிகமாக இருக்குது பர்சனலாக ஐ ஆல்சோ ஃபீல் குட் சர்ச்சில் வச்சு பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் கம்மிங் டியூஸ்டே ஏழரை மணிக்கு பைபிள் ஸ்டடி நமக்கு நமக்கு நடைபெறும் பைபிள் ஸ்டடி நமக்கு நடைபெறும் வாங்க வந்து கத்துடைய பிரசனத்தில் seven thirty every Tuesday seven தேர்ட்டிக்கு நமக்கு சர்ச்சில் வச்சு பைபிள் ஸ்டடி நடைபெறும் ட்ரையலாக தான் போயிருக்கோம் ஸ்டில் இட்ஸ் அ ட்ரையல் பின்பு மாற்றுவோமா இல்லை டியூஸ்டேவே இருக்குமான்னு தெரியல யோசனை என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் நம்ம மென்ஸ் மீட்டிங்லாம் வைக்கிறது இல்லை பாருங்கள் அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல் எல்லாருக்குமே சொல்கிறேன் என்ன யோசனை அப்படின்னா ஃப்ரைடேஸ் வந்து ஏரியாஸில் மீட்டிங் எக்ஸாம்பிள் பால் பிரிகனில் ஒன்று ஒரு ஃப்ரைடே பால் பிரிகன் முதல் ஃப்ரைடே பால் பிரிகன் ரெண்டாவது ஃப்ரைடே லூக்கன்னு மூணாவது ஃப்ரைடே அத்லோனு நாலாவது ஃப்ரை ஃப்ரைடே சாண்டிஃபோர்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி போகணுன்னு ஒரு யோசனை டியூஸ்டேயில் பைபிள் ஸ்டடி முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரைடேஸில் ஏரியாஸில் ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் நார்த்தில் டப்ளின் நார்த்துக்கு ஒன்று சவுத்துக்கு ஒன்று அப்படின்னு பண்ணணும்னு ஒரு யோசனை தான் முடிவுலாம் பண்ணல இட் மை சேஞ்ச் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கோ அதை அதை கொண்டு அது செயல்படுத்தப்படும் ஸோ டியூஸ்டே பைபிள் ஸ்டடிக்கு எல்லோரும் வரும்படியாக நான் நான் கேட்கிறேன் அப்புறம் ப்ராமிஸ் சர்வீஸ் நமக்கு வெனஸ்டே இருக்குது வெனஸ்டே இருக்குது ஆனால் ப்ராமிஸ் சர்வீஸ் வந்து தனியாக வைக்கல நமக்கு லெவன் டு டுவெல் ப்ரேயர்லேயே அந் அன்றைக்கு ப்ரேயரும் ப்ராமிஸ் சர்வீஸும் ஒன்றாக இருக்கும் நம்முடைய ரெகுலராக நடந்துகிட்ருக்க லெவன் டு டுவெல் ப்ரேயர்லேயே ப்ராமிஸ் சர்வீஸும் சேர்ந்துருக்கும் அன்றைக்கு நமக்கு மார்ச் மாதத்திற்கான வாக்குத்த ஆராதனை நம்ம ரெகுலரான நமக்கு ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர்லேயே அதுவும் சேர்ந்து லெவன் டு டுவெல் அது வைக்கப்படும் அப்புறம் மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு வருகின்ற coming coming Saturday eleven o'clock coming Saturday eleven o'clock நமக்கு மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது கட்டாயமாக வாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் வாங்க வந்து கத்தருடைய மகிமையாக சாட்சியை சொல்லுங்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லும்படியாக கேட்குறேன் கம்மிங் சாட்டர்டே வருகின்ற சாட்டர்டே உங்களுக்கு நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சேஞ்ச் இருந்தால் தான் அது ரொம்ப நான் அதிகமாக சொல்லணும் மாறி இருக்குது இந்த வாரம் முதல் வாரம் இல்லைன்னு இது அதனால் உங்களுக்கு எப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் every first Saturday fasting prayer சொல்லனாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் நம்ம சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆராதிப்போம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு Steve is celebrating his birthday எங்கள் ஸ்டீவ்ங்க oh Steve stand up happy birthday may God bless you abundantly கத்த ஸ்டீவை ஆசீர்வதிப்பாராக ஸோ எனி அதர் டேட்ஸ் ஒரு வேலை யாருனா விட்டு போயிருந்தா ஆமாம் இன்றைக்கி ரொனால்ட் பிரதர் வரல ஒரு வேலை யாருனா விட்டு விட்டு போயிருந்தா அவர்கிட்ட தான் லிஸ்ட் ரொனால்டு பிரதர் வரல லிஸ்ட் யாருனா விட்டு போயிருந்தா நான் அவனு bless them also bless them அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஓகே மற்றபடி இப்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை தசம பாகங்களை செலுத்துவோம் அது மாத்திரம் முன்பாக மிஷன் ஒர்க் அவர் plan is to start a church Easter அந்த டைமில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சபை துவங்கப்பட வேண்டும் சின்ன சின்ன சர்ச் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் என்பது நம்மளுடைய வாஞ்சை ஜபம் ப்ரேயர் பண்ணுறீங்களா கொடுக்கணும் ஜபிக்கணும் அட்லீஸ்ட் ஜபிக்கணும் கொடு கொடுக்கணும் ஜபிக்கணும் இல்லையா மிஷன்ஸ்க்காக ப்ரே நான் சொன்ன மிஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய செலவுலாம் இல்லை ஒரு குடும்பம் ஆனால் தவறாமல் இந்த மாதம் போயிடுச்சா அப்படின்ற அந்த மாதிரி இருந்தால் even ten euro we can do a missions ஒரு இடத்துல எல்லா நான் சொல்கிறது சர்ச்சுக்கு வர எல்லா ஃபேமிலியும் எல்லா ஃபேமிலியும் ஃபேம் if ten if they can contribute ten euros but make sure you contribute every month ஒரு மாதம் பண்ணிட்டு ஒரு மாதம் விடுறதில்ல every month if you contribute all the families contribute பண்ணாங்கன்னா அதுலேயே மிஷன்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் அது ஒன்றும் உங்களுடைய டென் யூரோ உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதில் பெரிய மாற்றங்களை நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக சர்ச் பில்டிங் ஃபண்ட் கர்த்தர் நடத்துவார் கதை நடத்துவார் சாம் பாஸ்டர் சாம்பி அவங்களோடு கூட பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவங்க அவங்க வந்து இந்த சர்ச் எனக்கு என்னமோ தெரியல அவங்க எதுக்கு எதுவோ எதுக்காகவோ பேசினாங்க ஆனால் is talking about church building அவர் இன்னும் கட்டலை அவர் இனிமேல் தான் கட்ட போகிறார் சர்ச்சு அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் இந்த சர்ச் பில்டிங் ஃபண்டை குறித்து அவர் அவர்கிட்ட பேசி ஆண்டவர்களால் பேச வச்சிருக்கலாம்னு நினச்சேன் ஒரு ஒரு தைரியம் வந்துருச்சு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப பெருசாக திட்டம்லாம் பெரிய அந்த பிளான் இந்த பிளான் நான் தான் சொன்னேன் தானாக சேல்ஸ் நடந்தால் நடக்கட்டும் புஷ் பண்ணி எதுவுமே செய்யக்கூடாதுன்ட்டு அவர் என்கிட்ட பேசின பிறகு ஃபஸ்ட் சாம்பி செலதுரை அவங்க பேசின பிறகு ஏன்னா அவர் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து அவர் பிளான் வச்சுருந்தேன்னா இல் ஆல்வேஸ் கிவ் சர்ப்ளஸும் உங்களை புஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சர்ச் பில்டிங் பண் கட்டணும் வேணும் அவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் காட் வில் கிவ் ஆமே நல்லலூயா அதுக்காக அந்த அந்த அதை கொடுக்கணும் இந்த கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த நோட்டீஸ் கொடுக்கணும்லாம் நான் சொல்ல விரும்பலை I just make an announcement God will provide நீங்கள் தான் கொடுப்பீங்க அல்லலூயா அவர் அவரோட வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது இருந்த எதிர்ப்புகளும் இருந்த சூழ்நிலைகளையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் என் விசுவாசத்தை அது ரொம்ப பெலப் ஏன்னா மூத்த தேவ ஊழியர் பாருங்க அவர் சொல்ல சொல்ல சொல்ல எனக்கு விசுவாசத்தை கத்தல் பலப்படுத்தினார் அப்போ இந்த காரியத்தை குறித்து நான் பார்த்தேன் நவீன்கிட்ட கேட்டேன் பில்டிங் ஃபண்டு கொஞ்சம் அக்கௌண்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் வந்தோ பரிதாபமாக இருந்தது அப்போ தான் நல்ல காலம் ஃபேம்பி இப்போ செலதரி பாஷங்கிட்ட பேசினார்ல ரொம்ப சோர்ந்து போயிட்டுருப்பேன் நான் அவர் பேசலைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொஞ்சமாச்சும் நகர்ந்துருக்கோன்னு பார்த்தேன் கொஞ்சமும் நகரவில்லை அந்த சேல் காசு வந்ததோட கொஞ்சம் பேர் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க அஃப்கோர்ஸ் அலலுயா கத்தர் பேசுவாராக அதனால் I don't want push we are we are praying for the building fund God speak to you and God will give surplus I believe இப்போ கத்தருக்கு என்று காணிக்கைகளை நாம் செலுத்துவோம் தசம பாங்களை செலுத்துவோம் who is coming Sam and Arjun come வைத்தவரே என்னை தொட்டவரே நீரில்லாமல் நான் இல்லையே நான் வாழ்ந்தது உங்க கிருவ நான் வளர்ந்ததும் உங்க கிருவ என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே நான் வாழ்ந்தது உங்க கிருப வளர்ந்ததும் உங்க கிருவ என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருவையே உங்க கிருவை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருவை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருவை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே தனிமையில் அழுத போது தேற்றின யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை கதை அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருவ கதை அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருவ உங்க கிருவை இல்லை நாம் நானும் இல்லை உங்க கிருவை இல்லை நான் நானும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை தரமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை தரமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருவை போதுமே உங்க கிருவை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருவை வேண்டுமே உங்க கிருவை போதுமே உங்க கிருவை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே Priscilla Catherine is celebrating at birthday March first John brother அவங்க பிள்ளை இல்லை அவங்க கரங்களை தட்டி happy birthday Kathy may God bless her abundantly Qatar அலலுயா கேத்தியை பிளஸ் பண்ணுவாராக ஓகே கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் இன்றைக்கு இந்த last week of this promise verse பாருங்கள் இந்த இந்த மாதத்தின் கடைசி வாரம் இந்த வாக்கு தத்த வசனத்தை ஸோ அதனால் நான் நினச்சேன் எதெல்லாம் விட்டு போச்சோ எதெல்லாம் வாட் வி eh, eh, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி பண்ண முடியுமோ அந்த வசனத்தில் ஏன்னா பின்பு இதை சொல்ல முடியாது ஆனால் அந்த அதற்குரிய எல்லா காரியத்தையுமே முடிந்த அளவிற்கு இன்றைக்கு சொல்லணும் நான் யோசித்தேன் என்னுடைய நேரங்கள் eh, அனுமதிக்கிறபடி அதை செய்வோம் எடுத்தவங்க வாசிக்கலாம் மல்கியா நான்கு ரெண்டு மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஃபோர் டூ ஆமேன் பிரைஸ் கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தருடைய பிரசனத்தில் அவரை நோக்கி நாம் பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நீர் ஆண்டவரை எங்களோடு கூட ஆண்டவரை பேசுகிறவர் எங்களுக்கு உடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர் இன்றைக்கும் உங்கள் வார்த்தை என்னும் மண்ணாக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் நீர் எங்களுக்கு உங்கள் வார்த்தை என்னும் மண்ணாவை பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை சமயத்திற்கேற்ற வார்த்தையை நீங்கள் கொடுப்பீங்க சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பேச கல்விமானின் நாவை கொடு கொடுப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரை இன்றைக்கும் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரை பர்சு தாவியானவர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல பலன்களை கொடுக்கட்டும் கிரியை செய்யட்டும் விடுவிக்கட்டும் ஆண்டவரை எதற்காக அந்த வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தை அந்த காரியத்தை ஆண்டவரை நிறைவேற்றட்டும் செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல லூயா ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் means the sun of righteousness அல்ல shall come up on you the sun of righteousness shall appear on you அல்ல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட இதிலிருந்து சில காரியங்களை போன வாரத்தின் தொடர்ச்சியாக போன வாரம் பார்த்தோம் டான் உதயம் சூரியன் உதயமானால் என்ன நடக்கும் ஞாபகம் இருக்கா கேட்க மட்டும் மாட்டேன் என்ன பார்த்தோன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன் அவங்கள நான் ப்ரைஸ் எல்லாம் சூரியன் உதித்தால் அது எப்போவுமே நீங்கள் எழுதுறீங்க அது தான் எழுதுறீங்க அப்படின்னு தெரியல எதனா டாட் டாட்ஸ் வச்சு விளையாடுறீங்களா டாட்ஸ் வச்சு கோடு கோடு போட்டுலாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப மும்முரமாக எழுதுறீங்க என்ன எழுதுறீங்கன்னு தெரியல ப்ரைஸ் எல்லாம் ஓகே நீதியின் சூரியன் சூரியன் உதிச்சா என்ன ஆகும் சூரியன் உதித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் உதித்த பிறகு என்னங்க விடியல் உதித்த பிறகு என்னங்க டே பிரேக் ஆமே நல்லலுயா சூரியன் உதித்தால் உடனே அடுத்த அடுத்த நிலை என்பது விடியல் வாழ்க்கையில் விடியல் பிறக்கும் நல்ல ஒரு காரியத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம் யாக்கோப்பு வந்து தேவனோடு தேவனுடைய தூதரோடு போராடினார் என்று பார்த்தோம் இப்போ பொழுது விடுகிற வரைக்கும் தான் போராட்டம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்த பொழுது விடுகிற வரைக்கும் தான் போராட்டம் அந்த நான் வேகமாக போயிட்டேன் அந்த அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது யாக்கோப்பு பீனியல் பெனியலை கடந்தபோது சூரியன் உதயமாயிற்று ஆமே நல்லலூயா இந்த வசனம் மாத்திரம் மறுபடியும் அது இல்லை நம்ம மெசேஜ் இருந்தாலும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த அந்த வார்த்தையை அழகான வார்த்தை அது யாக்கோப்பு கடந்தபோது சூரியன் உதயமாயிற்று சூரியன் உதயமாயிற்று எங்கே தேர்ட்டி டூ ம் thirty one thirty one thirty two thirty one I mean thirty two thirty one ஆமாம் பிரைஸ்லா அவன் பாருங்க சூரியன் உதயமானோடனே அதில் பேணியலை கடக்கும் போது அப்போ அவன் போராட்டம் முடிந்தது ஆமீன் அவன் நைட் ஃபுல்லாக போராடினான் அவன் போராட்டத்தை கத்தன் முடிவு சூரியன் உதித்தது போராட்டம் முடிந்தது போராட்டம் மட்டுமா முடிஞ்சது இதுக்கு முன்னாடி யாக்கோப்பு இப்போது இஸ்ரவேல் அல்ல அப்போ ஒரு விடியல் வந்தால் போராட்டத்தையும் கத்தன் முடிவுக்கு கொண்டு வருகிறார் எல்லாருக்கும் கத்தர் ஒரு விடியலை வச்சுருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மள எப்போ தான் விடிவு காலம் வரப்போதோ அப்படி சொல்லுவாங்கல்ல எப்போ தாங்க இதுக்கு விடிவு காலம் வரப்போதோ தெரில இப்படியே போயிட்டே இருக்குது எப்போ விடிவு காலம் நான் சொல்கிறேன் நீதியின் சூரியன் உதித்தால் விடிவு காலம் வரும் ஆமை நல்லலூயா விடியல் பிறக்கும் இந்த நீதியின் சூரியன் என்பது சூரியன் எல்லாருக்கும் உதயமாகும் ஆண்டவர் பார்த்தீங்களா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்வார் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் நீதியின் சூரியன் எல்லாத்துக்கும் கிடையாது நீதியின் சூரியன் இஸ் ஸ்பெஷல் அல்ல லூயா and I think you're someone special to this morning பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள் சம் ஒன் ஸ்பெஷல் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஆமீன் யோ சம்மன் ஸ்பெஷல் ஆமீன் நல்லலுயா ஏன் யோ சம்மன் ஸ்பெஷல் தெரியுமா இந்த சூரியன் நல்லலுயா சில பேர் மேலே தான் உதிக்கும் ஆமீன் இந்த சூரியன் எல்லார் மீதும் உதிக்காது அந்த சூரியன் இயற்கையின் சூரியன் தேவன் படைத்த சூரியன் எல்லார் மேலும் உதிக்கும் ஏத்திஸ்ட் கடவுளே இல்லைன்ற மேலேயும் சூரியன் உதிக்கும் விக்கிரகத்தை வணங்குகிற மேலேயும் சூரியன் உதிக்கும் அக்கிரமம் செய்கிற மேலேயும் சூரியன் உதிக்கும் நல்லவங்க மேலேயும் சூரியன் உதிக்கும் ஆனால் நீதியின் சூரியன் அப்படி உதிக்காது அலலூயா அவருடைய பிள்ளைகள் மேல் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேது நீதியின் சூரியன் உதிக்கும் ஆமேன்னு சொல்லுங்கள் அலலூயா அப்போ யோ சம்மன் ஸ்பெஷல் தானே அலலூயா இப்போ இந்த காலை வேலையில் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் the sun of righteousness will come upon you அலலூயா இந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் போராட்டம் முடிவுக்கு வரும் அலலூயா எல்லா போராட்டத்தையும் கத்தர் முடிவுக்கு வருவார் இந்த நீதியின் சூரியன் உதித்தால் எனக்கு மற்றவர்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் சா சாதாரண சன்னுக்கும் சன் ஆஃப் ரைட்சியஸ்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சா அப்போ அது வரைக்கும் அந்த சாதாரண சூரியன் எல்லார் மீது உதிக்கும் போது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு என்னடா ப்ரேயர் பண்ணுறோம் என்ன டிஃப்ரென்ஸு அதோட சூப்பராக இருக்கானே அவன் கடவுளே இல்லைன்றவன் ஞானமாக பேசுகிறான் நம்மளோட நமக்கு ஒரு ஒரு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிடுது பாருங்கள் ஏன்னா நமக்கு என்ன நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஜோம் போட்டோம் எல்லாம் சூப்பராக பயங்கரமாக நடந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குன்னா நமக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிடுது சா பாண்டவர் சொல்கிறாரு சாதாரண சூரியர் உதயத்திற்கும் நீதியின் சூரிய உதயத்திற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் மல்கியா மூணு பதினேழு ஆண்டவர் சொல்லிடுறாரு அலலுயா படிக்க வேண்டாம் மல்கியா மூணு பதினேழு I will make a difference அலலுயா I will make a difference because this when the sun of righteousness will come on you I will make a difference ரெண்டு விதமான ஒலி வருகிறது முதல்ல ஒரு ஒலி வருது நான் மல்கியா நாலு ஒன்றில் ஒரு உஷ்ணம் ஒரு ஒலி வருது அது எல்லாத்தையும் பட்சிக்குது ஆமே அலலுயா ரெண்டாவது ஒரு ஒலி வருது அது நீதியின் சூரியன் அது என்ன பண்ணுதுன்னா வளர வைக்குது செழுமையாக வளர வைக்குது புறப்பட வைக்குது ஆரோக்கியம் கொடுக்குது அலலுயா ஹலலூயா அப்போ கத்த சொல்லுகிறார் இது வரைக்கும் நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் மனச்சோர்வு அடைஞ்சிருந்தீங்கன்னா என்னுடைய நாமத்தை அலலுயா நீங்கள் தொழுது கொண்டதற்காக மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன் ஓகே இன்றைக்கும் தொடர்ந்து அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் படிங்க நீங்கள் புறப்பட்டு ஆமை நல்ல இன்றைக்கி வந்து இந்த சூரியன் வந்தால் இந்த விடியல் வந்தால் என் லைஃப்பில் இந்த டே பிரேக் வந்தால் என்னுடைய அதனுடைய காரியம் எப்படி இருக்கும் சூரியன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாம் வளருவோம் வசனம் போட்டிருக்கு ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு நாலு ஆமே நல்லலூயா அப்போ விடியற்கால எப்படி இருப்பானா விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பா இந்த சூரியன் வந்தால் யூ வில் ஸ்ப்ரவுட் ஆமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை அது பூமிக்குள்ளே இருந்துச்சு எது வெதை சீட் ஆமீன் இந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் முளைக்கிற புல் முளைக்கிற செடி எங்கே இருந்துச்சுங்க சூரியனுக்கு வர வரைக்கும் உள்ளே இருந்துச்சு ஆனால் சூரியன் வந்தோடனே அப்படி எலும்பி வருது பாருங்க அப்படி தானே அதான நேச்சுரல் ப்ராசஸ் சூரியன் வந்த உடனே தண்ணி பட்டு சூரியன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் உள்ளே இருக்கிற விதை வேர் என்ன பண்ணும் வெளியே முறைச்சி வரும் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நீதியின் சூரியன் உதித்தால் முதல்ல யூ வில் ஸ்ப்ரவுட் அல்ல லூயா இப்போ இது வரைக்கும் பார்க்கல இது வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்குது எப்படி வெளியே எலும்பி வரப்போகுதுன்னே தெரியல அது யாருக்குமே தெரியாது it's a mystery it's a mystery தான் இன்ன வரைக்கும் மிஸ்ட்ரி தான் தண்ணி பட்டு சூரியன் வந்தால் மேலே ஜெர்மினேட் ஆகி சீட் ஜெர்மினேட் ஆகி மேலே வந்தது அது இது இன்ன வரைக்கும் ஒரு ஒரு ஒரு மிஸ்ட்ரி தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எப்படின்னு தெரியாது பட் யூ வில் ஸ்ப்ரவுட் ஆமே நல்ல லூயா இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா புல்லை போல பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற ஆமே நல்ல லூயா புல்லை போல முளைக்க பண்ணுவார் ஆண்டவர் ஆமீன் கத்த பூமியிலிருந்து முளைக்க பண்ணும் அதாவது நான் இது வரைக்கும் பார்க்கல நான் மறைந்திருக்கிறேன் அந்த விதை எப்படி இருக்குங்க இருட்டில் தானே இருக்கும் அந்த விதைக்கு தெரியுமா அந்த விதைக்கு தெரியுமா எப்போ முளைக்க போகுது என் கதை என்ன போட்டு புதைச்ச பிறகு விதைக்கு ஒரு வேளை வாய் இருந்து அதுக்கு ஒரு வேளை ஃபீலிங் இருந்து அது என்ன யோசிச்சிருக்கும் அது சீடுக்கு என்ன என் பூமியில் போட்டு புதைச்சிட்டாங்க கதை கதை கதை முடிஞ்சது அவ்வளோதான் பூமியில் போட்டு புதைச்சிட்டாங்க எங்கும் இருள் சுற்றிலும் டார்க்னஸ்ஸாக இருந்திருக்கும் ஃபுல்லாக போட்டு மேலே போட்டு மண்ணை மூடிட்டாங்க அந்த விதைக்கு ஒரு வேலை ஃபீலிங் இருந்தால் அப்படி தான் யோசிச்சிருக்கோம் விதை என்னை சுற்றிலும் இருள் என்னை போட்டு மூடிட்டாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சுது until the sun of righteousness லூயா அப்பியஸ் அல்ல லூயா இந்த நீதியின் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் மண்ணுக்குள்ளே ஹலலூயா நீதியின் சூரியன் உதித்தால் இட் வில் ஸ்ப்ரவுட் ஹலலூயா நீங்கள் முளைப்பீர்கள் புல்லை போல ஹலலூயா புல்லை போல பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியன் வந்தால் விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் ஆமீன் எப்படி இருக்குமா இந்த விடியல் எப்படி இருக்குமா பூமியிலிருந்து புல்லை முளைக்க பண்ணுகிற வெளிச்சம் ஆமீன் சொல்லுங்கள் இந்த விடியல் எப்படி இருக்குங்க உங்களை முளைக்க பண்ணி ஏதோ ஒரு காரியம் உங்கள் லைஃப்பில் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்டுட்டீங்க அவ்வளோதான் மண்ணுக்குள்ளே போயாச்சு அவ்வளோதான் வேணாங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு டன் அண்ட் டஸ்டட் எல்லாம் இன்றைக்கி வந்து உள்ளே இருக்குது ஐ மீன் டன் அண்ட் டஸ்டர்லாம் எப்படி இருக்குங்க பூமிக்குள்ளே போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சில ஆசைகள்லாம் சில சில டிசைர்ஸ் எல்லாம் பூமிக்குள்ளே இருக்குது உள்ளே இருக்குது அது வெளியே வரல அதனால் நீங்களும் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஆசைகள் நிராசையானது கேட்பரிஸ் சாக்லேட்டுக்கு ஒரு ஆட் போடுவாங்க அதெல்லாம் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அன்டில் தட் மொமெண்ட் கம்ஸ் அல லூயா யூ வில் ஸ்ப்ரவுட் ஆமே நல்ல லூயா என்ன மொமெண்ட்டு சன் ஆஃப் ரைட்சியஸ் இந்த நீதியின் சூரியன் விடியற்கால வெளுப்பை போல இந்த விடியலை அலலுயா கத்திர என் வாழ்க்கையில் முளைக்க பண்ணார்னா உள்ளே நான் மறைஞ்சிருந்தேன் எனக்கு என்னுடைய உணர்வு என்னென்னா முடிஞ்சிச்சு பார்க்காத everywhere is darkness darkness surrounded me உள்ள பூமிக்குள்ளே எப்படி தான் அப்படி தானே இருந்திருக்குங்க வெளிச்சம் இருந்திருக்குமா <laughs> விதைக்கு வெளிச்சமே இருந்திருக்காது இந்த வெளிச்சம் வர வரைக்கும் வெளிச்சமே இருந்திருக்காது இந்த நீதியின் சூரியன் வெளிச்சம் எப்படி எங்கே எங்கே ஊடுருவது பாருங்கள் பூமிக்குள்ளே ஊடு அது யோசிச்சு பார்த்தீங்களா மேலே இல்லை உள்ளே ஊடுருவுது இந்த சூரியனின் வெளிச்சம் உள்ளே ஊடுருவுது இந்த உள்ளே ஊடுருவதுனால தான் அது என்ன பண்ணுது முளைத்து வெளியில் அது எலும்பி வருது நான் சொல்கிறேன் டார்க்னஸ்க்குள்ளே இந்த வெளிச்சம் வரும்ன்ற ஐ மீன் உங்களை முளைக்க வைக்கிறதுக்காக உங்கள் சூழ்நிலையை முளைக்க வைக்கிறதுக்காக உங்கள் டிசைர்ஸுக்கு லைஃப் கொடுக்கறதுக்காக this light will come to you I mean லூயா ஈவன் இந்த டார்க்கஸ்ட் சுச்சுவேஷன் ஈவன் இந்த டார்க்கஸ்ட் சுச்சுவேஷன் இந்த நீதியின் சூரியன் இந்த நீதியின் சூரியன் லூயா முளைக்கும் முளைக்கும் அலலூயா ப்ரைஸ் அலலூயா கத்தர் அழலுயா நம் வாழ்க்கையில் மறைந்து இருக்கிற காரியம் பூமிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு போட்டு வச்சிட்ட காரியத்தை எல்லாம் இந்த நீதியின் சூரியன் வந்தால் ஒரு விடியலை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் யூ வில் ஸ்ப்ரவுட் ஸ்ப்ரவுட் ஆன பிறகு ஸ்ப்ரவுட் ஆகிட்டீங்க ஸ்ப்ரவுட் ஆன பிறகு என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு க்ரோ அலலூயா யூ ஹாவ் டு க்ரோ அலலூயா ஒருவேளை யாருன்னா ஒருத்தர் வெளியே போய் யாருங்க அட்ரஸ் தேடுற மாதிரி இருக்குது மேபி ஐ டோன்ட் நோ பார்க்கும்படியாக கேட்குறேன் you will sprout you will sprout you will sprout நீங்கள் முளைப்பீர்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முளை முளைப்பீர்கள் அடுத்தது அடுத்தது உங்கள் வளர்ச்சியை யாராலும் முளைச்சா அடுத்தது வளரணும் வளர்ச்சியை தடுக்க பல காரியம் வந்துடும் பாருங்கள் பல காரியம் ஒரு வளர்ந்து வருவதற்கு எவ்வளோ கஷ்டம் இந்த இந்த உலகத்தில் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வாழ்கிறோம் நம்ம முளைச்சாச்சு இப்போ நான் வளரணும் ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஒரு ஒரு ஒரு சம்பவத்தை கத்திர எனக்கு காண்பித்தார் ஆக்ஸ் நைன்டீன் நைன்டீன் படிங்க எல்லாம் அதாவது ஆண்டோடைய வார்த்தை பரவ ஆரம்பிக்குது ஆக்ஸ் ஆக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல அதனால தான் ஆக்ஸ் நம்ம தியானிச்சிட்ருக்கோம் ஆக்ஸில் தான் கத்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை பரவ ஆரம்பிக்குது இந்த வார்த்தை பரவ ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்களாம் இதுக்கு முன்னாடி நிறையா புக்குங்க இருந்திருக்கு நிறையா புக்கை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்போ போட்டிருக்கு மாய வித்தைக்காரர்கள் என்ன பண்ணாங்களாம் சார்சரி புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் கொண்டு வந்து சுட்டு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர் அதுதான் பியூட்டிஃபுல் ஐ மீன் வளர்ந்தது அலலூயா விருத்தி அடைந்தது அலலூயா எந்த சுச்சுவேஷனில் டார்க்கஸ்ட் டைமில் அஃப்ளிக்ஷன் இருந்த டைமில் சுற்றிலும் எதிர்ப்பு அரசாங்கமும் எதிர்ப்பு மக்களும் எதிர்ப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பர்சிக்யூஷன் இருந்த டைமில் ஆண்டவர் ஊழியத்தை அலலூயா செய்கிறார் இந்த நீதியின் சூரியனை குறித்து தான் பீட்டர் ப்ரீச் பண்ணுறாரு பேதுரு நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவா நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சேவான் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது மற்ற எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வந்து எரிகிறாங்க ஆமீன் நல்ல எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள் எல்லா புக்கையும் அவங்களே போட்டு எரிக்கிறாங்க ஆனால் அடுத்த வசனம் போட்டிருக்கு ஆனால் கத்துடைய வசனமாக எப்படி பரவிச்சாங்க விருத்தி அடைந்தது அல்ல இட் மல்டிப்ளைட் அல்ல இட் மல்டிப்ளை நான் சொல்கிறேன் you will sprout then you will grow and multiply ஆமீன் அலலுயா இதை யாருமே வந்து தடுக்கவே முடியாது இது யாரும் மறைச்சு வைக்க முடியாது இன்னொரு ஒரு காரியத்தை கூட எக்ஸோடஸ் ஒன் uh, டுவெல் யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்று பன்னிரெண்டு ஆமே பாருங்க எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் nothing can stop the growth next முளைக்க வைப்பார் அடுத்து கத்தர் வளர அல்ல லூயா விருத்தி அடைய வைப்பார் ஆமே நல்ல எத்தனை பேர் விருத்தி பிடிக்கும் ஐ லைக் மல்டிப்ளிகேஷன் அடிஷனோட எனக்கு மல்டிப்ளிகேஷன் பிடிக்கும் ஆமே நல்ல லூயா அடிஷனோட மல்டிப்ளிகேஷன் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் நல்ல லூயா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் ப்ரைஸ் எல்லாம் அல்ல லூயா கத்தர் அலலுயா ஒரு விருத்தியை நம்ம வாழ்க்கையில் நீதியின் சொல்லும் விருத்தி வசனம் போட்டிருக்கு கத்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவன் நாளுக்கு நாள் அந்த வசனத்தில் விருத்தி அடைந்தானோட நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் day to day he multiply day to day he grew அலலூயா நாளுக்கு நாள் எத்தனை பேருக்கு அந்த ஆசை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வளர்ச்சியை பேசுனது ஒரு நாட்கள்னா நீதியின் சூரியன் வந்தால் நாளுக்கு நாள் விருத்தி ஆமே நல்ல லூயா நாளுக்கு நாள் விருத்தி நாளுக்கு நாள் விருத்தி அதான் அதில் பார்த்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன் இருந்துச்சு ஆனால் புஸ்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டது வார்த்தை விருத்தி அடைந்து no one can stop the word of the Lord கத்தருடைய வார்த்தை யாராலும் தடுக்க முடியல கத்தருடைய ஜனத்தையும் யாராலும் தடுக்க முடியல யார் அதிகாரத்தில் இருக்கிறா எகிப்து அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்குது இவங்க அடிமை ஆயிட்டாங்க ஆனாலும் போட்டிருக்கு அடிமைகள் அவங்க தான் ஆளுமையில் இருக்கிறாங்க ஆனாலும் இவர்கள் வளருவதை ஒருவரும் தடுக்க முடியவில்லை ஆமீன் இப்போ உங்கள் கை ஓங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை யார் கை வேணால் ஓங்கி இருக்கட்டும் ஆனால் என் வளர்ச்சியை தடுக்க முடியும் ஆமீன் சொல்லுங்கள் அல்ல யார் கை வேணால் ஓங்கி இருக்கட்டும் நீதியின் சூரியன் உதித்தால் ஆனால் அழகாக போட்டிருக்க அந்த வசனத்தில் நீங்கள் வளருவீர்கள் போட்டிருக்குங்களாங்க நீங்கள் வளருவீர்கள் அல்லலுயா கத்தர் இந்த சூரியனை முதி முதிக்க பண்ணினால் அல்லலுயா முளைக்க பண்ணுவார் வளர பண்ணுவார் விருத்தி அடைய பண்ணுவார் அல்லலுயா அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் டே டு டே ப்ரா ப்ராசஸ் அது ஒரு சீசனில் வர ப்ராசஸ் இல்லை கிறிஸ்மஸில் மட்டும் கொண்டாடுற ப்ராசஸ் இல்லை day to day every moment கொண்டாடுற ப்ராசஸ்ஸுங்க அதில் லூயா you should celebrate the grace you you should celebrate the presence of God every moment of your life ஏன்னா கத்தர் நாளுக்கு நாள் அல்ல லூயா நாளுக்கு நாள் நாழிகைக்கு நாழிகைக்கு கத்தர் கிரியேட் செய்து கொண்டே இருக்கிறதுனால தான் சண்டே நீங்கள் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கிறீங்க ஆமின்னு சொல்லுங்கள் லூயா இல்லை எத்தனை பேர் உட்காந்து உட்காரணும்னு நினச்சவங்க கூட உட்கார முடியல அல்ல லூயா ஆனால் கத்தர் உங்களையும் என்ன இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா கத்தர் உங்களுக்கு நல்லவராக தேவனாக இருந்திருக்கிறார் அவர் உங்களை வளரச் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம் நீதியின் சூரியனாக இருக்கிறார் நீதியின் சூரியன் வந்தால் முளைக்கும் ஆமேன் லூயா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளரும் ஆமேன் அதுக்கப்புறம் விருத்தி அடையும் எந்த சூழ்நிலையில் அஃப்ளிக்ஷன் மத்தியில் லூயா நெருக்கத்தின் மத்தியில் சூழ்நிலை சாதகமாக இல்லாத போது சுற்றி இருள் இருக்கும் பொழுது நான் வளருவேன் ஆமீன் சொல்லுங்கள் என் வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது கத்தர் என்னை வளர வைப்பார் லூயா கத்தர் என்னை விருத்தி அடைய வைப்பார் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூ வில் பி மல்டிப்ளை ஆமேன் ஆனால் மேக் ஷுவர் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் மல்டிப்ளை ஆகணும் ஒன்லி வேர்ல்லி திங்ஸில் விஷயத்தில் மாத்திரம் கவனம் போயிடாது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை ஆகணும் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை ஆகணும் you should multiply in everything in everything அல்ல லூயா கத்தை நம்மை விருத்தி அடைய வைக்கிற தேவனார் in even in spite of affliction there was multiplication I mean even in spite of affliction there was multiplication I mean அல்ல லூயா கத்தருடைய ஜனத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் அதே மாதிரி தேவ திட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அஃப்ளிக்ஷன் தடை ஹேர்டில்ஸ் வந்துட்டுருக்கு ஆனால் பாருங்கள் அவர் திட்டத்தை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது மோசே வரணும் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் சவம் மோசை மட்டும் உயிரோடு இருக்கும் ஆமே நல்ல லூயா திட்ட திட்டமும் வளரும் லூயா திட்டமும் நிறைவேறும் ஏசு கிறிஸ்து பிறந்து மேசியா வருவார்னா அந்த நேரம் பார்த்து எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்படுகிறாங்க திட்டம் என்று ஒன்று இருந்தால் தடைகள் வரும் நல்ல லூயா அஃப்ளிக்ஷன்ஸ் வரும் பிரச்சனை வரும் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு அது ஒரு காரியம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதா God's plan is upon you ஆமே நல்லலுயா மற்றவங்களுக்கெல்லாம் எனக்கு தாங்க வருது கரெக்டாக அப்படின்னா தேவ திட்டம் உங்கள் மீது இருக்கிறது ஆமீன் எல்லா குழந்தைங்க பிறக்கும் போது நல்லா பிறந்துச்சு ஆனால் மோசை போது தான் பிரச்சனை அப்படி தானே எல்லா குழந்தைங்களும் பிறந்து நல்லா வளர்ந்துருச்சு எபிரேய குழந்தைகள் ஆனால் மோசை பிறக்கும் போது தாங்க பிரச்சனை ஏசு கிறிஸ்து பிறக்கும் போது தான் ஒரு ரூல் வருது அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையே கிடையாது எல்லா பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைகளும் போல் பிறந்து நல்லா வளர்ந்துச்சு ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கும் போது மட்டும்தான் எல்லா ஆண் குழந்தைங்களும் என்ன பண்ண மாட்டாங்க சங்கரிக்கப்பட்டாங்க அலலுயா நான் சொல்கிறேன் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தடை வரும் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வளருவீர்கள் ஆமே நலலுயா நீங்கள் விருத்தி அடைவீர்கள் நத்திங் கேன் ஸ்டாப் அலலுயா நத்திங் கேன் ஸ்டாப் அலலுயா யுவர் ப்ராக்ரெஸ் அலலுயா ஐ வில் ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லுங்களேன் இன்றைக்கி கொஞ்சம் ஐ வில் ப்ராக்ரெஸ் அலலுயா nothing can stop my growth I will progress the simple reason is sun of righteousness அலலுயா நீதியின் சூரியன் என் மீது உதிக்கும் ஓகே அடுத்தது என்ன போட்டிருக்கு நீங்கள் எப்படி வளருவீங்கன்னு போட்டிருக்கு அப்போ இது டாக்ஸ் அபவுட் தி ப்ராஸ்பேரிட்டி எப்படி வளருவோம்னா like a well fed calf அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு கொழுத்த கன்று கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் இதை கத்திர வளர்ச்சி அதாவது முளைக்க பண்ணுறாரு வளர பண்ணுறாரு வளர்ச்சியை விருத்தி அடைய வைக்கிறாரு சூழ்நிலை சாதகமாக இல்லை அஃப்ளிக்ஷன் டைமில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது என்னுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது ஆனால் வளரும் போது கொழுமையாக செழுமையாக வளர வைக்கிறார் ஆமே நல்லலுயா செழிப்பாக நல்லலுயா செழிப்பாக எப்படி மோசை தான் மகேன் பழைச்சதே பெரிய விஷயம் எங்கே வளர்றாரு செழிப்பாக தானே வளர்ந்துருப்பார் முளைக்க வைக்கிறாரு வளர வைக்கிறாரு விருத்தி அடைய வைக்கிறாரு எப்படி பண்ணுறாரு அதை இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து வளர வைக்கிறாரா செழிப்பாய் வளர வைக்கிறார் மோசே அரண்மனையில் வளர்ந்தார் அல்ல லூயா அரண்மனையில் ஒரு குழந்தை எப்படி வளர்ந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செழிப்புள்ள பிள்ளையாக அது வளர்ந்துடும் ஆமே நல்ல லூயா நான் சொல்கிறேன் ஆண்டவர் முளைக்க வைப்பார் வளர வைப்பார் விருத்தி அடைய வைப்பார் எப்படி செய்வார் அதை செழிப்பாய் மாற்றுவார் ஐசையா சிக்ஸ்டி சிக்ஸ் படிங்க ஆமேன் ஆமே நல்ல லூயா ஆண்டவர் சொல்கிறார் இது இந்த இந்த அறுபதாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் கத்தர் உன் மீது ஐசியா சிக்ஸ்டி எப்படிங்க ஆரம்பிக்கும் எழும்பி பிரகாஷ் உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது ரெண்டாவது வருஷம் கத்தர் உன் மீது உதிப்பார் கத்தர் உதிப்பார் அல்ல லூயா the God will rise upon you இந்த நீதியின் சூரியன் உன் மீது உதிச்சா என்ன தெரியுமா ஆகுங்க ஒட்டகங்கள் என்ன ஒட்டகங்களாம் என்ன ஒட்டகங்கள் மீதியான் ஏராளம் ஒட்டகங்களின் ஏராளம் மீதியான் ஏப்பா தேஸ் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லையா இதில் இருக்கிறது best BMW German cars best அல்லது ஜெர்மன் கார்ஸ் உங்களுக்கு கொடுப்பார் அந்த மாதிரி அந்த காலத்தில் பிராண்டு தான் பிராண்டு அந்த காலத்து பிராண்டு என்ன பிராண்டு தெரியுமா மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்கள் ஒட்டகத்திலே பெஸ்ட் பிராண்ட் ஆமே நல்லலுயா கத்த செழிப்பை குறித்து பேசுகிறார் நல்லலுயா கத்த வளர செய்கிறது மட்டும் இல்லை இருக்கிறதுலே best it will come to you you don't have to go behind that it will come to you லூயா மீதியான் தேசத்தை ஏப்பாத்து ஒட்டகங்கள் என்றால் அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ஒரு காரியத்தை அடுத்தது இன்னொன்று கூட சொல்கிறாரு நேபயோத்தி நாடுகள் அடுத்த வசனம் அது எல்லாம் பெஸ்ட்டான ஒரு பிராண்ட் அப்போ ஏழாம் வசனம் அது பாருங்கள் கேதாரி நாடுகள் நேபயோத்தின் கடாக்கள் அதான் பெஸ்ட்டு ஐ மீன் அதான் பெஸ்ட் அல்ல லூயா இருக்கிறதுலே எந்த ஆடுங்க பெஸ்ட்டு பிராண்டு ஹலலுயா பிராண்டு எந்த பிராண்டுங்க பெஸ்ட்டு நேபயோத்தின் ஆடுகள் பெஸ்ட்டு கேதாரின் கடாக்கள் பெஸ்ட் நேபயோத்தின் கடாக்கள் பெஸ்ட்டு கேதாரின் ஆடுகள் best best will come to you ஆமின்னு சொல்லுங்கள் இந்த சூரியன் உதிச்சிருச்சுன்னா நீங்கள் போயிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்த நாட்கள் முடிவுக்கு வரும் வளருவீங்க விருத்தி அடைவீங்க எப்படி வளருவீங்க செழிப்பாக வளருவீங்க இட் வில் அல்லது best will come to you அல்லது இருக்கிறதுலே வசதியான காரியத்தை கத்தர் நம்மை தேடி வந்து நமக்கு கத்தர் கொடுக்குற தேவனாக இருக்குது ஆமேன்னு சொல்லுங்கள் என்ன சொல்கிறாரு கத்தர் நான் சொல்கிறது உனக்கு சிறப்பானதை தருவேன் நான் ஆமேன் நல்ல and God gives something you will give the best ஏனோ தானன் கொடுக்குற தேவன் ஒரு அப்பாவே உன் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி தான் யோசிப்பாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவுக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைக்கு நல்லா தான் வாங்கி கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் அந்த அப்பா அல்ல அதை காட்டிலும் சிறந்த அப்பா you will always give the best ஆமீன் சொல்லுங்கள் இந்த சூரியன் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கும் அது தேடி வரும் ஆமீன் நல்லலுயா இருக்கிறதுலே பெஸ்ட்டு தேடி வரும் நெக்ஸ்ட்டு இந்த வளர்ச்சியில் இன்னொரு ஒரு காரியத்தை கத்த பேசுகிறார் அல்லலுயா அறுபது மூணு படிங்க ப்ரைஸ் அலாடாமே நல்ல எத்தனை பேர் அட்டன்டிவாக இருக்கிறீங்க அல்லையா இந்த விடியல் வந்துருச்சுன்னா அல்ல இந்த டே பிரேக் வந்துருச்சுன்னா இந்த நீதியின் சூரியன் உதித்தால் விடியல் வரும் என்று சொன்னேன் இந்த விடியல் வந்துச்சுன்னா போட்டிருக்கு உன் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு யார் வருவாங்களாம் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு யார் வருவாங்களா கிங்ஸ் வில் கம் அலலூயா ட்ரைப்ஸ் வில் கம் அலலூயா ட்ரைப்ஸ் வில் கம் கிங்ஸ் எத்தனை நாள் பின்னாடி பின்னாடி போயிட்டுருந்தீங்க தேடி வர நாட்களை கத்திர வச்சுருக்கிறாரு கிங்ஸ் வில் கம் டு ஆமீன் சொல்லுங்க அல்ல ராஜாக்கள் என்னை தேடி வருவார் நடக்குமா விஸ்வா அப்படி நடக்காத மாதிரியே உட்காரக்கூடாது சூரியன் உதிக்கணும் ஆமாம் ஆமீன் சூரியன் உதிக்கணும் அலலூயா சூரியன் உதித்தால் விடியல் வரும் விடியல் வந்தால் அலலூயா நான் முளைப்பேன் நான் வளருவேன் நான் விருத்தி அடைவேன் செழிப்பாய் வளருவேன் அலலூயா ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள் இந்த செழிப்பின் பரிமாணத்தை பேசிகிட்டு இருக்கிறேன் ஒட்டகங்கள் ஆடுகள் ராஜாக்கள் ஆமீன் அலலுயா செழிப்பின் பரிமாணம் எப்படி இருக்கும் செழிப்பு அலலுயா best will come to you king will கம்னா நான் என்ன தெரியுமா அர்த்தம் authority will come to you கிங்னா என்ன அர்த்தங்க கிங் மீன்ஸ் அத்தாரிட்டி அப்படி தானே ராஜானாலே அதிகாரம் அலலுயா கிங் மீன்ஸ் அத்தாரிட்டி அலலுயா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு authority will come to you அலலுயா authority will come to you அதிகாரம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கவும் வரும் இருக்கிற அத்தாரிட்டிலாம் உங்களுக்காக அலலுயா வேலை செய்யாமல் வரும் ஆமின்னு சொல்லுங்கள் அலலுயா the kings will come to you the kings will come to you அப்போ கத்தர் வளர வைக்கும் பொழுது செழிப்பாய் வளர வைக்கும் பொழுது ராஜாக்கள் என்னை தேடி வருகிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்குறார் அத்தாரிட்டியே உங்களை தேடி வருகிற நாட்கள் அதான் வசனம் போட்டிருக்கு அவர் என் மெய்ப்பராக இருந்தால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படி தானேங்க நான் நன்மையை தொடருவேனா நான் கிருபையை தொடர்வேனா நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடா மட்டும் அது மட்டும் நான் என்ஷோர் பண்ணிக்கணும் அது மட்டும் நான் பார்த்துக்கணும் நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடா என்று மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும் என்னை என் நன்மை தொடரும் ராஜா தேடி வருவார் நேபயோத்தின் கடாக்கள் வரும் கேதாரின் ஆடுகள் வரும் எல்லா பெஸ்ட்டும் என்னை தேடி வரும் but I want make sure அலலுயா அவருக்கு நாமத்திற்கு பயந்துருக்கிற அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நான் வந்துடுறேன்னா நீதியின் சூரியன் உதிக்கிற கேட்டகரியில் வந்துடுறேன்னா என் வாழ்க்கையில் கத்தர் ஒரு விடியலை வைத்திருக்கிறார் விடியல் வந்தால் வளர்ச்சி உண்டு அலலுயா விருத்தி உண்டு செழிப்பு உண்டு அலலுயா the best will come to me the best will come to me அலலுயா அடுத்தது ராஜாக்கள் தேடி வருவாங்கன்னா not only talks about authority talks about position ஆமீன் சொல்லுங்கள் ராஜா தேடி வருவாங்கன்னா அதிகாரம் அதிகாரம் தேடி வரும்னு சொன்னேன் ராஜானா அடுத்தது என்ன நம்ம யோசிக்கலாம் பதவி அப்படி தானேங்க king means position king mean position position will come to you ஆமீன் சொல்லுங்கள் அலலுயா சொல்லுங்கள் position will come to you அலலுயா கத்தர் அதிகாரத்தை தேடி வர வைப்பார் அலலுயா இந்த சின்ன ஒரு காரியம் என்ன சூரியன் உதிக்கிறதுக்கு தேவ மகிமை என் மீது உதிக்கிறதுக்கு இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்படி தானே போட்டிருக்கு வெளிச்சத்தினத்துக்கு தானே போட்டிருக்குங்க வசனம் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒலிக்கு அதான் எது எதுலேருந்து வந்துச்சு இந்த ஒலி எதுலேருந்து வந்த வெளிச்சம் இது சாதாரண சூரியன்லேருந்து வந்த வெளிச்சம் இல்லை கத்தர் என் மீது உதித்தார் இந்த நீதியின் சூரியன் என் மீது உதித்தார் அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது எனக்கு விடியலை தந்தது இந்த விடியலில் நான் பார்க்க போகுது ராஜாக்கள் என்னை தேடி வருகிறார்கள் kings will come to me லூயா the positions will come to me லூயா அதிகாரமும் தேடி வரும் அல லூயா பொசிஷனும் ஸ்தானங்களும் என்னை தேடி வரும் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பொசிஷனை பார்த்து பொசிஷனில் தான் பிளெஸ்ஸிங் வச்சுருக்காரு ஆண்டவர் நல்லா அந்த பொசிஷனுக்கு நேராக கத்த எல்லா எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ இங்கே போயிடுது இப்போ இங்கே போயிரு இப்போ நீ இங்கே போயிரு அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் ஆண்டவர் நடத்தின திடீர்னு சொல்லுவார் ஆபிரகாம போக சொல்லுவார் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா தானியல் இந்த இடத்த விட்டு அங்கே போகணும்னு சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலையும் கத்த ஸ்தானங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் மாற்றிக்கொண்டே இருப்பார் அல்ல சில இடத்துல நம்ம ஸ்தானத்தை நம்ம மாற்றிக்கும் பொழுது நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருக்கு ஆமே நல்ல ஆனால் கத்த நடத்துகிற ஸ்தானத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் ஆனால் சொல்கிறார் position will come to you position will come to you அலலுயா இந்த பொசிஷன் வில் கம் லூயா God will give promotions and exaltations அலலுயா பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உயர்வு உங்களுக்கு லூயா உரித்தாக கத்தர் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அலலுயா அது மாத்திரமல்ல இந்த அலலுயா வெளிச்சம் இந்த வெளிச்சம் அலலுயா உதிக்கும் பொழுது மூன்று காரியத்தை கத்தர் மகிமைப்படுத்துகிறார் முதல் வசனம் என்ன கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை என் மேல் உதித்தது கத்தருடைய மகிமை என் மேல் மூன்று மூன்று இடத்த God will glorify when the sun of righteousness can come up on me when this light come up on me போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம் ஐ வில் அரைஸ் பார்த்தோம் காட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் God will bring an end to the warfare பார்த்தெல்லாம் போன வாரம் பார்த்தோம் அல்ல லூயா ஆனால் இந்த மகிமை உதிக்கும் பொழுது three things God will glorify மூன்று விதமான மகிமை இருபத்தஞ்சாயிடுச்சா ஓகே வேகமாக போயிடுறேன் ப்ரைஸ் <laughs> எல்லாம் அந்த நேப ஒரே நிமிஷம் ஐசியா சிக்ஸ்டி தேர்ட்டின் படிங்க ஆமாம் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி அது அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை இந்த செழிப்பை குறித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி வளருவீங்க எப்படி வளருவீங்க நீங்கள் புறப்பட்டு கொடு அதுதான் அதெல்லாம் அந்த வசனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒட்டகம் சொல்லிட்டேன் ஆடு சொல்லிட்டேன் ராஜா சொல்லிட்டேன் அந்த வசனத்துலேயும் நிறையா இருக்குது எதெல்லாம் வரும் லீபனோனின் விருச்சம் வரும் எல்லாம் வரும் அலலுயா that is how God will blesses லூயா ஆனால் அதில் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார் என் பாதஸ்தலத்தை first God will glorify him in his in my life என் வாழ்க்கையில் கத்த தம்மை மகிமைப்படுத்துவார் புரியுதுங்களா முதல்ல இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா என் லைஃப்பில் God will be glorified first நல்ல அவருடைய பாதஸ்தானத்தை கத்தன் அப்படி தானே போட்டிருக்கு அவருடைய பாதஸ்தானத்தை கத்தன் மகிமைப்படுத்துவார் முதல் மகிமை வெளிச்சம் வரும் என்னை கத்தர் பிளஸ் பண்ணுவார் அந்த பிளஸ்ஸிங்கில் you will be glorified God will be glorified அல்லலுயா கத்தர் தம்மை மகிமைப்படுத்துவார் அவர் நம்மளை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு க்ளோரி அவருக்கு போகும் ஆண்டவர் இவங்களை எப்படி பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படி தானே சொல்கிறாங்க யாரெல்லாம் ஆபரகாம பார்க்குற பார்க்கும்போது கத்தர் உங்களோடு கத்தருக்கு நன்றி சொல்கிறாங்க யோசேப் வந்து அடிமையாக வரான் போர்த்திவார் பார்க்குறான் கத்தர் உன்னோடு கூட எல்லா க்ளோரியும் goes to Lord goes to the Lord என் வாழ்க்கையில் இருக்க வெற்றியை பார்க்கும்போது செழிப்பை பார்க்கும்போது உயர்வை பார்க்கும்போது நானும் சரி மற்றவங்களும் சரி யாரை மகிமைப்படுத்துகிறாங்க அவங்க ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சுருக்காருப்பா அவங்க ஆண்டவர் அவங்களை உயர்த்தி இருக்கிறாருப்பா the glory goes to the Lord அல்லலுயா கத்தர் முதல்ல எதை என்னுடைய பிளஸ்ஸிங்கில் யார் மகிமைப்படுவா கத்த தம்மை மகிமைப்படுத்த ஓகே நேரம் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது செகண்ட் செகண்ட் யார் அலலுயா மகிமைப்படுவார் அறுபது ஏழு அதான் கேதாரி நடமா நெக்ஸ்ட் யா கத்தரை எதை மகிமைப்படுத்தார் ஃபர்ஸ்ட் ஈ வில் க்ளோரிஃபை அலலுயா கத்தர் சபையை ஆலயத்தை மகிமைப்படுத்துவார் ஆமை நல்லலுயா ரெண்டாவது வென் திஸ் க்ளோரி அல்லலுயா when this light comes in my life முதல்ல அவர் என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார் அலலுயா his name will be glorified second God will glorify his temple ஆமே நான் செழிப்பாக இருக்கும் போது டெம்பிள் வந்து எப்படி இருக்காது செழிப்பாக தான் இருக்கும் ஆமை நல்லலுயா நான் கத்தர் என்னை வளர வைப்பார் விருத்தி அடைய வைப்பார் ஆனால் டெம்பிள் வந்து அதனால தான் தாவித சேனை நல்லா வச்சுருக்கீங்களே டெம்பிள் மட்டும் இப்படி இருந்தால் இப்படி ஃபஸ்ட் நான் டெம்பிளை கட்டுறேன் அப்படி தானே சொன்னார் டா டேவிட் என்ன சொன்னார் என்ன நீங்கள் ராஜாவாக்கிட்டீங்க எனக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க I will build the temple ஆனால் ஆண்டவர் சொன்னேன் பாப்பா நான் உங்களுக்கு வீட்டை கட்டுவேன்ப்பா ஆமை லூயா ஆண்டவர் சொல்கிற செகண்ட் திங் ஆண்டவர் சொல்கிறார் என் டெம்பிளை நான் நான் வேறு பிளான் வச்சுருக்கேன் அதை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது கத்தர் நம்முடைய நன்மைகளின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர் மகிமைப்படுவார் ரெண்டாவது கத்தர் ஆலயத்தை மகிமைப்படுத்துவார் God will glorify his temple God will glorify his temple அலலுயா மூணாவது மூணாவது ஐசியா சிக்ஸ்டி நைன் ஏசியா தீர்க்கதர்சன புஸ்தகம் அறுபது ஒன்பது ஆமேன் அல்லா அவர் என்னையும் என் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துவார் ஆமேன் கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்துவார் கத்தர் ஆலயத்தை மகிமைப்படுத்துவார் என்ன போட்டிருக்கு அவர் என்ன போட்டிருக்காருல என்னையும் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் ஆமீன் உங்களையும் மகிமைப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துவார் ஆமீன் அலலூயா மூன்றாவது அலலூயா மூன்றாவது கத்தர் உங்களையும் மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துவார் God will glorify God will glorify கடைசியாக இந்த வா கடைசி வாரன்றதுனால இன்னொரு ஒரு காரியத்தையும் முடிவு எப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்க விரும்புகிறார் எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸ் எப்படி இருக்க விரும்புகிறார் தெரியுமா ஆண்டவர் இப்படி தான் இருக்க விரும்புகிறார் என்னோட கூட இந்த வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு சாங் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டு ஆறு பத்து ஒருத்தங்க ஜட்ஜஸ் ஃபைவ் தேர்ட்டி ஒன் இன்னொருத்தங்க வேகமாக படிச்சிருங்க ப்ரைஸ் தலாடா நானே படிச்சுட்ருப்பேன் யார் இவள் யார் யார் பார்க்கலாம் ப்ரைஸ் தலாட் லூயா காட் அலலுயா வில் மேக் அஸ் அலலுயா like him in his image என்னையே சூரியனை போல எல்லாம் எழுச்சி நிற்கலாமா எழுமி நிற்கலாமா கடைசியாக முடிவு எப்படி தெரியுங்களா என்னை வளர வைக்கிறாரு என்னை என்னை என்னை முளைக்க வைக்கிறாரு வளர வைக்கிறாரு விருத்தி அடைய வைக்கிறாரு செழிப்பாக்குறாரு மகிமையை அவருக்கு அவர் மகிமைப்படுகிறார் என் அவருடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறார் என்னையும் என் பிள்ளைகளின் ஜெனரேஷனையும் மகிமைப்படுத்துகிறாரு பட் எண்டு எப்படி தெரியுமா இருக்கும் when this light comes I will be like him in his image சொல்லுங்கள் அதுதான் ஆண்டோடைய அனாதி நோக்கம் ஏதேன் தோட்டத்தில் ஐ மீன் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை அவருடைய மகிமை அந்த வெளிச்சம் வரும்போது கடைசியாக முடிவு எப்படி இருக்கும்னா என்னையே கத்தர் வெளிச்சம் உள்ள அப்படி தானே போட்டிருக்கு அந்த வசனம் இந்த வசனம் போட்டிருக்கு சூரியனை போல மாற்றிடுவாராம் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் சூரியன் வரும் வரும்னு சூரியன் வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னேன் ஆனால் முடிவு என்ன தெரியுமா நானே சொல்லுங்கள் முடிவு என்ன தெரியுமா எண்டு பாயிண்ட் ஒன்று இருக்குது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அது முளைக்கும் எல்லாம் சரிங்க கடைசி நாங்கள் நானே ஐ மீன் நானே சூரியனை போல மாறும் அதனால தான் ஆண்டு சொன்னார் நீங்களே உலகத்திற்கு யூ ஆர் த லைட்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அலலூயா ப்ரைஸ் அலா தேங்க்யூ ஜீஸ் அடுத்தது ஒருத்தங்க படிச்சிங்களா Judges five thirty one thank you thank you sister அவ எப்படி இருப்போம்மா நம்ம கடைசியாக எண்டு எப்படி இருக்கும் உதிக்கிற சூரியனை போல் சூரியன் வரும் வரும் என்ன இப்போ நான் சொல்கிறேன் உங்களையே கத்தர் சூரியனாய் மாற்றும் அதுதான் ஆண்டவருடைய அனாதி நோக்கம் ஆண்டவர் யாருன்னா பிளஸ் பண்ணால் he will make them as a channel of blessing லூயா ஆண்டவர்கள் வல்லமையை காமிப்பார் கத்த நம்மையே வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார் சூரியன் உதிக்கும் கடைசியாக நானே சூரியனாக மாறிடும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலலூயா இயேசுதான் நீதியின் சூரியன் எனக்காக உதயமானார் உலகத்திலே இயேசுதான் நீதியின் சூரியன் எனக்காக உதயமானார் உலகத்திலே நம்பிவா வெளிச்சம் தேடிவா நம்பிவா வெளிச்சம் தேடிவா உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது துன்பமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா காற்றடிச்சா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா அன்பின் பரலோக பிதாவை சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கும் அப்பா ஒரு விடியல் எங்களுக்கு ஒன்று இந்த நீதியின் சூரியன் உதித்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் இருளுக்கு முடிவு இருள் முடிவுக்கு வரும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சாதகமில்லாத காரியத்திலும் தேவன் எங்களை முளைப்பித்து எங்களை வளரச் செய்து எங்களை விருத்தி அடைய வைத்து எங்களை செழுமையுள்ளவர்களாய் மாற்றி உமது மகிமையை ஆண்டவரே நீர் எங்கள் மீது கொடுக்கிற தேவனாக இருக்கிற முடிவில் அந்த ஒளி எங்களையே வெளிச்சம் உள்ளவர்களாய் எங்களையே சூரியனை போல மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா வந்த அனைவரும் இயேசுவை நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட நபராய் அண்டவரே bless each and every one இந்த name of the Lord bless them abundantly ஆண்டவர் உங்கள் பிரசன்னம் உங்கள் கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் வீட்டிலும் ஆண்டவரே அவங்க உள்ளத்திலும் ஆண்டவரே அங்கே இருக்கிற இடத்திலெல்லாம் தேவ கிருபை ஆண்டவரே பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக மாற்றி கொடுங்க இந்த வாரம் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்கள் ட்ராவல்ஸ் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வாரம் நன்மையின் வாரமாய் ஆண்டவரே காரியங்கள் சித்திக்கிற வாரமாய் சமாதானம் குடும்பத்திலும் உள்ளத்திலும் இருக்கிற வாரமாய் பாதுகாப்பின் வாரமாய் ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் இருப்பதாக சகல துதியும் கனவு மகிமுக்கே ஏறெடுக்கிறோம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்ற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஒரு ஆமீன் சொல்லலாமா எல்லாரும் ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all abundantly have a blessed week ahead அலலூயா